தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியாக மக்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தை ஜெரார் அவர்களுடைய அந்த இறப்பினுடைய இரங்கல் செய்தி சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் தந்தை ஜெரார் அவர்கள் கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி தான் தனது எண்பத்தி ஐந்தாம் ஆண்டை வயதை கடந்து எண்பத்தி ஆறாம் ஆண்டுக்குள் நுழைந்திருக்கிறார் ஆறாம் தேதி அன்று பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அன்று அவர் தன்னுடைய தாயகத்திற்கு விண்ணகத்திற்கு சென்றிருக்கிறார் எனக்கு அவரிடம் ஏறக்குறைய பல ஆண்டுகள் அவருடன் பழக்கம் உண்டு எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நான் ஸ்டாஸ்பூர் நகருக்கு வந்த பொழுது இருந்தே எனக்கு அவரோடு அந்த தமிழ் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருந்தார் ஸ்ட்ராஸ்பூர் குல்மான் மிலூஸ் ஆகிய பகுதியில் உள்ள அனைத்து மக்களுக்குமே அவர் ஒரு அப்போஸ்தலராக இருந்தார் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலன் கூட சொல்லலாம் எல்லாருடைய கண்ணீருக்கும் அவர் விடையாக இருந்தார் அவர் இரட்சகர் சபையை சார்ந்தவர் இருந்தாலும் அனைத்து மக்களுக்கும் இரட்சகராக இருக்க அவர் முற்பட்டார் அனாதியாக வந்த அகதிகளாக வந்த எல்லோரையும் அவர் அரவணைத்தார் அவங்க என்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்தார் அதற்கான எல்லா முயற்சியிலும் எடுத்தார் எத்தனையோ அவமானம் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ கவலைகள் எத்தனையோ வேதனைகள் எத்தனையோ புறக்கணிப்பு எத்தனையோ இருந்தாலுமே கூட அந்த மக்களினுடைய விடிகள் விடியலுக்கு வாழ்வுக்கு அவர் அப்போசலாக இருந்தார் என்பதை யாரும் குறை சொல்ல முடியாது அங்கே அல்சாஸ் நகரிலே அந்த அல்கா அல்சாஸ் மறை மாவட்டத்திலே இருக்கின்ற ஆன்மீக பணியகம் உருவாகுவதற்கும் அவர்தான் காரணமாக இருந்தார் அவருடைய பெரும் முயற்சியில் தான் அது பணியகமாக மாறியது ஆன்மீக பணியகமாக அல்சாஸ் மறை மாவட்டத்திலே உயர் மறை மாவட்டத்திலே ஸ்டாஸ்பூர் கொல்மார் நிலூஸ் உள்ளடக்கிய பகுதிகள் இருக்கின்ற கத்தோலிக்க தமிழ் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஆன்மீக பணியகத்தை உருவாக்குவதில் மிகப்பெரிய பங்காற்றினார் எல்லா மக்களும் பெயர் அவர் தெரியும் அவருக்கு நிறைய மொழிகள் தெரியும் தமிழ் நிறைய நல்லா படிக்கணும் ஆசை கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவார் அவர் பேசல தெரியலனா கூட மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராக இருந்தார் எல்லாருக்குமே dit à l'intérieur d'une phrase, oui. eh ben on aurait mieux appris que comme ça. On n'a rien dit. Oui. On n'a pas trouvé les, psychologie euh, importante qui aurait placé dans le bon sens ce que nous étions devenus. Parce que quand même, si vous regardez de près maintenant, là, si vous regardez les prêts des hmm. les rédemptoristes là, autour des fleurs, tout ça, vous regardez les rédemptoristes à la chapelle, vous les regardez à droite, vous vous, dites, c'est quand même un grand... உங்களை savez, chose, ça. கடவுள் Hein? கடவுள் உங்களை க- கடவுள் கடவுள் Katabul Ugelei, ஆசீர்வதிப்பாராக ainsi va t'y paraître. ஆமென் Amen. Alléluia. Inge va, inge va, inge இங்க வா, இங்க வா. நன்- va. நன்றி Vous avez vous aimez les, les repas indiens Hein? repas repas indiens Qui vous vous Ah, du biryani rasam si j'avais... Si j'avais... si on ne nous avait pas tout le temps interdit, on nous a tout le temps interdit de parler tamoul. <laughs> fallait pas parler tamoul. Ah bon Non. Qui a dit ça hein? Qui vous a dit on ne voulait pas, ils ne voulaient pas. Ah, ils avaient peur que nous, on, quitte ah, pour parler tamoul. Oh là là, ça Mais c'est vrai, euh, mm. connaître comme ça une langue, et après la parler, c'est normal. Hein. Vous parlez allemand, couramment. oui, Alsacien. Alsace. Alsace, Alsacien. oui. Français. Français. Anglais. Anglais. Tamoul. Tamoul. Cinq. on C'est bien, père. Moi, je suis content. Parlez-nous content de vous revoir. Hein? Ah oui, ça c'est les enfants, les enfants ils sont toujours contents quand Oui, bien sûr. Hein, les, les, enfants, enfants hein? Ouais. அந்த அவ்வளவு தூரம் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு உறுப்பினர் போல் அவர் இருந்தார் ஒரு தகப்பனை போல அவர் இருந்தார் அவர் பல ஆண்டுகள் முப்பது ஏறக்குறைய முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகள் அவர் அங்கு பணியாற்றியிருப்பார் மக்களுக்காக ஆகவே அவரோடு நெருங்கி பழகிய ஒரு தகப்பனாக எனக்கு இருந்த போது பழகிய பொழுது அவனை மறைந்து கொண்ட அத்தனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கூட அவரை அந்த முதியோர் இல்லத்திலே சந்தித்தேன் நல்லா பேசினார் கண்கலங்கினார் அவர் விட்டு மனசு வர மனசு இல்லை அவருக்கும் அவர் என்னை விட மனசு இல்லை அவ்வளோ தூரம் கையில் பிடிச்சிக்கிட்டே இருந்தார் சிலுவை போட்டார் ஆனமருக்கு சிலுவை போட்டு ஜபித்தேன் ஆக அவர் நிறைய பணியாற்றி இருக்கிறார் ஆகவே இறைவன் அவருக்கு நிலையான மகிழ்ச்சியை தர வேண்டும் என ஜபிப்போம் இறைவன் அவருக்கு நீங்காத மகிழ்வை அப்ரஹாமன் மடியில் அவருக்கு தரணும் என்று ஜெபிப்போம் அவருடைய அந்த இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்புத்தான் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்புத்தான் ஆக இருந்தாலுமே கூட அவர் ஆட்சி பணிக்காகவும் தொண்டுக்காகவும் நன்றி சொல்லி ஆண்டோடத்தில் மன்றாடி நித்திய இலைப்பாட்டு தர அவருக்காக ஜெபிப்போம் அனைவருக்கும் எனக்கு பணிவான இரங்கல் ஜெபங்கள் ஆழ்ந்த வருத்தலை தெரிவித்து கொள்கிறேன் தொடர்ந்து நீங்கள் அனைவரும் இணைந்து இருங்கள் அவர் இணைந்து இருக்க வேண்டும் எனவும் ஒன்றாய் இருக்க வேண்டும் எனவும் தமிழில் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் எனவும் தமிழ் தமிழிலே ஆன்மீகத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் எனவும் விருப்பப்பட்டார் அதே போல் தொடர்ந்து இருங்க ஒன்றுபட்டவர்களாக இருங்க வாஞ்சி உள்ளவர்களாக கடவுளை பின்பற்றணும் வாஞ்சி உள்ளவர்களாக நீங்கள் ஆலயத்துக்கு செல்லணும் வாஞ்சி உள்ளவர்களாக நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களை உங்களை உங்களையும் ஒரு பிள்ளைகளையும் வழிநடத்தணும் பிள்ளைகள் மேலே ரொம்ப க கவலையாக இருந்தார் இளைஞர்கள் இப்பொழுதும் ரொம்ப கஷ்டம் இப்படி வழிநடத்தப்படாமல் இருக்கிறாங்க ரொம்ப கவலைப்பட்டேன் ஆகவே இளைஞர்கள் இளம் பெண்கள் குழந்தைகள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் ஆன்மீகத்தில் பயிற்சி கொடுக்க பயணிக்க பெற்றோர்கள் உதவியாக இருங்கள் இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக